வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் இது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஸோ இன்னைக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு நல்ல ஒரு டவுன் சைட் ஆகிறதுனால second target range break out பண்ணி ட்ரேடிங் போயிட்டுருக்கு நாங்கள் உங்களுக்கு புதுசாக இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் ஒரு ஒன் ஃபிஃப்டின் மேலே ஆகுது மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு seven thousand hundred range trading வந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி இப்போ ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் தான் ஆஃப்டர் ஒன் பிஎம் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அதனால் நமக்கு இப்போ பை கால் ஜெனரேட் ஆகுது ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருது வர கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை ரொம்ப கீனாக வந்து அப்சர்வ் பண்ணுவோம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் நம்ம ஒரு பர்டிகுலராகவே ட்ரேடிங் வந்து பண்ணுறோம் ஏன்னா ஜென்ரலாக ஒரு வாலட்டைல் வால்யூம் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் மார்னிங் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் வாலட்டைல் இருக்காது ஸோ அதனாலே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் ஃபாரின் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும் இதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி நிறையா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுனால கொஞ்சம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாலட்டைல் இருக்கும் அதனால தான் இந்த டயத்தை சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் ஸோ நீங்கள் டெய்லி வீடியோஸ் பார்க்குறனாலும் சேனலில் போயிட்டு பார்க்கலாம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் இப்போதைக்கு நமக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு இந்த சார்ட் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கொடுத்துரும் வாங்கலாமா விற்கலாமான்னு சொல்லிட்டு entry point target one and two stop லாஸ்னு கம்ப்ளீட்டாக ஒரு டிக் கால் மாதிரி கிடைக்கும் இதை வச்சு ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்கலாம் அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய line buy at seven one fifty three மேலே இருக்க லைன்ஸ்லாம் டார்கெட் கீழே இருக்க red colour line stop loss line loss control பண்ணுறதுக்காண்டி அடுத்து first at seven one seven ஜீரோன்னு இருக்குது செவன்டீன் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த செவன்டீன் பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவாக சின்னதாக ஒரு ட்ரேட் தான் பண்ணுறோம் நம்ம டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா actually market nine thousand ten thousand ரேஞ்ச்லாம் ட்ரேடிங் போச்சு அடுத்து இப்போ டூ டேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து ட்ரேடிங் போச்சு அகைன் ரெக்கவரி ஆகி இப்போ செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் மேலே ட்ரேடிங் போகுது பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்னுடைய வாலட்டைல் ரொம்ப தேவை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதாச்சும் ஒரு சைட் போயிட்டே இருந்தால் தான் பொசிஷன் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணுவாங்க பட் நம்ம பண்ணுறது ஒரு இன்ட்ராடே ட்ரேட் இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த மொமெண்டம்லாம் நமக்கு எப்படி கால் கிடைக்குது கிடைக்கிற கால் எப்படி பார்க்குதுன்றதான் நம்ம வந்து பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நம்ம அனலைஸ் பண்ண வெயிட் பண்ணோம் அதில் நமக்கு ஒன் ஓ கிளாக் அப்புறம் தான் கால் கிடச்சிருக்கு நேற்று கூட அப்படி தான் ஒன் தேர்ட்டிக்கு தான் வந்து கால் கிடச்சிச்சு அது வரைக்கும் கால் கிடைக்காம தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற கால் எப்படி மூவ் பண்ணுது எப்படி வால்டேலில் எப்படி நமக்கு வந்து சர்வே பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஜஸ்ட்டு ஒரு நைன் மினிட்ஸ் தான் ஆகுது நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே ட்ரேடிங் போனது சடனாக ஒரு பிக் மூமெண்ட் அந்த பிக் மூமெண்ட்டில் செவன் ஒன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் மூமெண்ட் கொடுத்து டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா வித்தின் டென் மினிட்ஸில் டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு பட் இப்போ பாருங்கள் தொடர்ந்து அப்படியே டவுன் சைடில் ஒரு த்ரீ த்ரீ பிக் கேண்டில்ஸ் வந்துச்சு அதனால் நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இப்போ டைம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு sell at seven one three eight இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் செல் கால்ன்றனால உடனே ரெட் கலர் கேண்டில் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு கால் வந்து ஜென்ரேட் ஆகும் கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகே இப்போ ரெட் கலர் கேண்டில் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது க்ரூட் ஆயில் செல் பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்துடலாம் அடுத்து என்ட்ரி கன்ஃபியூஷன் இருந்தால் இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஓன் டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு செவன் ஒன் தேர்ட்டி எயிட்டில் செல் கால் வந்தது seven one twenty reach out ஆகுதா எயிட்டீன் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஷோ பண்ணுது டார்கெட் இந்த எயிட்டீன் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நம்ம கிடைச்ச call target one break out பண்ணுச்சு அடுத்து ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு ஸோ நம்ம கிடைச்ச ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பைசல் கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராடே டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ